அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் crude oil one minute chart பார்க்குறோம் இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா அக்டோபர் டென் இப்போ டைம் வந்து ஒரு டுவெல் ஓ கிளாக் ஆகுது கரண்ட் சினாரியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கால் ஜென்ரேட் ஆனது நல்ல செகண்ட் ஆர்ட் ரேஞ்ச் வரைக்கும் பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுத்துட்ருக்கு ஸோ இந்த சார்ட்டில் நம்ம டுவெல் பிஎம்க்கு அப்புறம் என்ன மாதிரி கால் ஜெனரேட் ஆகுதுன்ற வெயிட் பண்ணி பார்ப்போம் எஸ் ஸோ அந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும் எக்ஸாம்பிளுக்கு பை பண்ணலாமா செல் பண்ணலாமான்ட்டு கரண்ட்டில் பை கால் போகுது ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் நமக்கு கால் வந்தால் செல் கால் தான் வரும் அந்த செல் கால் எப்போ வருது எப்படி வருது அப்படின்றத வெயிட் பண்ணி பாருங்கள் இப்போ டைம் வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டின் ஆகுது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் மொமெண்டமில் தான் இவ்வளோ நேரம் ட்ரேடிங் போச்சு ஒன் ஓ கிளாக் அப்புறம் ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு ஒரு டவுன் சைட் மொமெண்டம் ஸ்டார்ட் ஆச்சு கண்டினியூஸ் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறமா நமக்கு செல் கால் ஜெனரேட் ஆனதுனால ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு sell at seven five ninety டூன்னு நமக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிருக்கு கேண்டில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும்போதே கேண்டில் கலர் ஃபிக்ஸ் ஆயிரும் கேண்டில் கலர் சேஞ்சே ஆகாது ஒன்ஸ் அந்த கேண்டில் கலர் ஃபிக்ஸ் ஆனோன்னா உங்களுக்கு entry point target one and two stop லாஸ்னு இப்போ லைவ் மார்க்கெட்டில் எப்படி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் கிடச்சிச்சோ அதே மாதிரி டெய்லி பேசிஸில் உங்களுக்கு வந்து கால்ஸ் வந்து கொடுக்கும் இதை பற்றின என்ன வீடியோஸ் பார்க்குறதுனாலும் channel name NSC commodity data அதில் போயிட்டு நீங்கள் இன்னும் பார்க்கலாம் உங்களுக்கு இன்னும் பெட்டரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கலாம் ஸோ இந்த சார்ட்டில் நாங்கள் டுவெல் பிஎம்க்கு அப்புறம் தான் டெய்லி அனலைஸ் பண்ணுறோம் மார்னிங் மார்க்கெட் அவாய்ட் பண்ணுறோம் ஏன்னா டுவெல் பிஎம்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்டாக ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் கிடைக்கிற கால் கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது அதுக்காண்டி ஆஃப்டர்நூன் மார்க்கெட் தான் ஃபுல்லாகவே நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது அதில் ஒரு பன்னெண்டு மணிக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா பெக்குலியராக வாட்ச் பண்ணுறோம் இன்றைக்கி நமக்கு ஒரு செல் கால் கிடச்சிருக்கு அதனால் ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் போகுது கீழே இருக்க ரெட் கலர் லைன் தான் target line first tar at nineteen point second tar thirty eight point மேலே இருக்க line stop loss line market எந்த சைட் மூவ் பண்ணுது மார்க்கெட் எப்படி போக போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் மார்க்கெட் ஃபர்ஸ்ட் ஒரு செவன் மினிட்ஸ் பாருங்க நமக்கு என்ட்ரி பாயிண்ட்டுக்கு மேலே தான் ட்ரேடிங் போச்சு seven thousand six hundred range break out பண்ண ட்ரை பண்ணுச்சு பட் மார்க்கெட் அங்கேருந்து தொடர்ச்சியாக டவுன் சைட் இறங்கினால இப்போ நமக்கு ஃபஸ்ட் டார் ரேஞ்ச் ரீச் ஆயிருக்கு நைன்டீன் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா